சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ஒரு எம்பி ஒரு வீடியோவோட எம்பியை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ அப்புறம் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் இப்போ மேலே தர ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம விக்னேஷ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோடனே அதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா video video compressor video compressor கொடுத்துக்கோங்க அதில் தேர்டாக வரதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் இன்ஸ்டால் பண்ணாலும் காமிக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி முடித்தோனையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி முடித்தோனையும் நம்ம ஒரு வீடியோவை இப்போதைக்கு காமிக்கல கைன் மாஸ்டரில் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் ஒரு இதை ஏழ்நூறு எம்பி இருக்குது மூணு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஏழ்நூறு எம்பி இருபத்தி மூணு எழுநூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு எம்பி இருக்கா இதை நம்ம இப்போ கம்மியாக கொண்டு வரலாம் ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் இதில் வந்து காம்ப்ளஸ் வீடியோ அதை கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்டது ஒரு எம்பியை குறைக்கிறதுக்கு இது குறைக்கிறதுக்கு நெட்டு தேவையில்ல ஸோ நான் இப்போ ஒய்ஃபை ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நம்புவீங்க ஸோ இப்போ பதினோரு எம்பி நிறையா இருக்குது நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு எம்பியை கொடுத்துக்கிறேன் ஸோ அது வாட்டில் ஐம்பத்தஞ்சு எம்பின்னு ஆகிட்டே வரும் ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் எம்பி தேவையில்ல இப்போ அவங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து ஏதாச்சும் வீடியோ ஷூட் பண்ண சொல்கிறாங்க அப்படி போடுறப்ப அதிகமாக எம்பி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப்க்கு இந்த ஆப் ஒர்க் ஆகும் ஆனால் நீங்கள் இந்த யூடியூபுக்கு என்ன பண்ணோன்னா யூடியூப்பில் டேரெக்டாக போய் அப்லோட் பண்ணிங்கன்னா வராது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நம்ம Chrome browser Chrome browser open பண்ணி பண்ணிங்கன்னா தான் இது நல்லா இந்த ஆப்பு யூடியூப்க்கு ஒர்க் ஆகும் அது மெயினாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா யூடியூப்புக்கெல்லாம் இது எம்பி நம்ம கைன் மாசத்தில் எடிட் பண்ணோம்னா அதிகமாக வரும் ஸோ அதுலேருந்து தான் நான் இந்த இதுலேருந்து தான் கம்மி பண்ணி நான் ப்ரௌசர் நம்ம குரோம் ப்ரௌசரில் போய் போடுவேன் ஸோ அதுவும் ஆய் முடிக்கும் கொஞ்சம் ஸ்லோன்னெலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் லேசாக ஸ்லோவாக இருக்கும் ஆனால் மே ஸ்பீடாக தான் இருக்கும் ஸோ இது ஒரு ஐம்பத்தஞ்சு எம்பி இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணும் ஸோ இது கொஞ்சம் டக்குன்னு ஏறி முடிச்சிடும் நம்ம எவ்வளோ எம்பிக்கு வேணாலும் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சசல் இருக்கும் ஆமாம் எம்பிஎம் மட்டும்தான் குறைப்போம் சரி வேணா நம்பிக்கைக்கு நான் வந்து இப்போ போய் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் அதே இதுக்குள்ளே போய் வேணால் நான் போய் காமிக்கிறேன் நம்ம ஆக்கி இப்போ நான் வந்து செலக்ட் வீடியோலாம் கொடுக்கல காம்ப்ரஸ் ஃபோட்டோ ஃபோட்டோவும் பண்ணிக்கலாம் வீடியோவும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் காம்ப்ரஸ் வீடியோவுக்கு போய் இப்போ நம்ம தான் ஐம்பத்தி ரெண்டு எம்பிக்காக மாற்றிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம மாற்றணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம விக்னேஷ் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் பாரு வீடியோ உங்களுக்கு கூட இங்கே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நான் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து நாளை என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க friends tata bye see you friends friends இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த ரெண்டு வீடியோவையும் மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோகோ கிளிக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்